என்ன வீட்டுல ஒரு வண்டியும் காணும் வித்துட்டோம் வணக்கம் நான் உங்க வாசன் ஆஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம டெல்லியில இருக்கோம் அண்ட் வந்து எங்க கிளம்பிட்டோம் வந்து பாருங்க நம்ம சொந்த ஊருக்கு கிளம்பிட்டோங்க ஆக்சுவலி வந்து பாருங்க நேத்து ஃபிளைட்டு நேத்து ஃபிளைட் வந்து பாருங்க என்னை விட்டுட்டு போயிடுச்சு காலையில ஆறு மணிக்கு நம்ம கிளம்பி போயிருந்திருக்கணும் பட் நான் எந்திரிச்சதே வந்து பாருங்க சாயந்தரம் ஆறு மணிங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்கு போய் இந்த சூனா பானை விட்டுட்டு போயிடுச்சுங்க ஆக்சுவலி என்னாச்சுன்னு வந்து பண்ண காலையில நாலு மணி வரைக்கும் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து பண்ண சரி காலையில கரெக்டா ரெண்டு மணி நேரத்துல தூங்கி எந்திரிச்சலான்னு சொல்லி தூங்கினேன் அப்புறம் ப்ரோ டைம் ஆச்சு எந்திரிங்க அப்படின்னு சொன்னாங்க டைம் எடுத்து பார்த்தா ஈவினிங் ஆறு மணி அவ்வளோ பவிங்களா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களை கேட்டேன் அப்புறம் தான் சொன்னாங்க காலையிலேருந்து உங்களை எழுப்பு ட்ரை பண்ணோம் எந்திரிக்கவே இல்லை சாயந்தரம் எழுந்திரிச்சிட்டு எங்களை சொல்கிறீங்களா அப்படின்னாங்க அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து பண்ணேன் இன்னைக்கு நம்ம ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கோம் அது வந்து இன்னைக்கு கிளம்பிட்டோங்க மனசு வலிக்குதுங்க ஃப்ளைட்டை விட்டதுக்கு அப்புறம் இந்த அஜித் பையன் வந்து பண்ண ஃபோன் பண்ணானா சொல்கிறா மாப்பிள்ள அப்படின்னு சொன்னேன் என்னடா ஃப்ளைட் விட்டியாமா அப்படின்னா ஆமாண்டா யார் சொன்னாங்க பிரவீனா சொன்னாங்க சரி சரி சரி நீலாம் எதுக்குடா இருக்க செத்துரு அப்படிங்கிறாங்க ஒரு ஃப்ளைட்டு பிடிக்க துப்பு இல்லை எதுக்கு உசுரோட வாழ்ற நான் அசிங்க அசிங்கமாக திட்டுறாங்க என்னை வேற யாராவது திட்டிருந்தா கூட பரவாயில்ல அஜித் திட்டினா பார்த்தீங்களா அதாங்க மனசு கேட்கல ஏன்னா அவனே அப்படிதான் லேட் பண்ணுவான் பரவாயில்ல விடுங்க ஸோ வந்து லக்கேஜஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு பட் டைம் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க ஸோ இந்த ஈவினிங் தான் புக் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் இன்னைக்கு பிடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பிடிக்க விட்டுருவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பார்க்கலாங்க ஓகேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை பெல்லைக்கான் தட்டிட்டுக்கோங்க ஓகே டிட்டியா வாங்க வண்டி எடுத்துட்டு பறக்க ஆரம்பிக்கலாம் அதாவது ஏதாவது பஸ்லேயோ இல்லை மெட்ரோலையோ போகலாங்க டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபைட் என்ன ஆச்சு நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் ஆக்சுவலி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ட்ரெயினை தாண்டி வந்தாச்சுங்க இன்னொரு ட்ரெயின் இருக்காமா அதுதான் கடைசி ட்ரெயின் ஆமாங்க அது போனோம்னா ஏர்போர்ட் கிட்டேயே போய் ரீச் ஆகிடலாமாம்மா பெரிய லக்கேஜ் வச்சுருக்கேன் டிடிஎஃப் இந்த லக்கேஜை வச்சுட்டு சுத்தமாக முடியல இப்போ ப்ராப்ளம் என்னென்னு வந்து பாருன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஃப்ளைட்டு கடைசியாக வந்து பார்த்துட்டுனா ஃபைவ் டுவெண்ட்டி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்களாமா ரீச் ஆகிட்டா கூட லக்கேஜ் அவ்வளோ இருக்கிறதுனால செக்கிங் எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னே தெரில ஒரு க்ளூலெஸ்ஸாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ காயினுங்க ஸோ வந்து அங்கே வந்து இது போட்டுருக்காங்க பாருங்கள் சின்ன சின்ன கேட்டு மாதிரி இங்கே வச்சா அது ஓப்பன் ஆகிடுது ஃபஸ்ட் டைம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிறோம் மெட்ரோவில் போகிறோம் பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து பண்ண ஜேர்னி பண்ணுறோம் அங்கே தான் வந்து பண்ண பெருசாக ப்ளாக் பண்ண முடில ஓகேங்க ஸோ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணுறேங்க தோ மெட்ரோ வந்துருச்சுங்க இந்த கேட் ஓப்பன் ஆகுமாடா ஃபைன் ஃபைன் ஓ அங்கே ஓப்பன் ஆயிடுச்சுப்பா பிரவீன் நான் கால் பண்ணி கண்டிப்பாக நீ இன்னைக்கு ஃப்ளைட்டை விட்டுருவேடா அப்படின்னு சொல்லி சாபம் விட்டாருங்க சாபம் விடலனாலும் அதுதான் நடந்திருக்கும் ஸோ சாப்பிட விட்டதுனால கன்ஃபார்மாக நடந்துடும் வேறு எதுவுமே இல்லை ஸோ வந்து நானும் நம்ம தம்பியும் தாங்க போயிட்டுருக்கோம் இப்போது ஃப்ளைட் ஏறுறதுக்காக ஸோ கண்டிப்பாக ஃப்ளைட்டை விட்டுருவேன் தாங்க தோணுது என் மனசுக்கு ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் முயற்சி திருவினையாக்கும் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டின் ஆச்சுங்க ஃப்ளைட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இன்னும் ஆஃப் அன் ஹவர் தான் டைம் இருக்குது ஸோ வந்து இதுதான் வந்து பண்ணால் கடைசி அந்த மெட்ரோ ட்ரெயின் இது வந்து பண்ணால் இன்னொரு பத்து நிமிஷத்தில் போய் ரீச் ஆகிடும் மரத்தம்போ பத்து நிமிஷத்தில் போய் அப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷம் போட்டுக்கோ ஃபைவ் தேர்ட்டிக்கு அங்கே போய் ரீச் ஆகிடும் வாய்ப்பு இல்லைங்க இன்றைக்கி கண்டிப்பாக ஃப்ளைட் விட்டுருவோம் ஏன்னு வந்து பண்ணால் லக்கேஜ் எவ்வளோ பெரிய லக்கேஜ் தெரியுமாங்க உள்ளே வந்து பண்ணால் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அத்தனை இருக்குது ஸோ வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி அனுப்புனாங்கன்னா நல்லா லேட் ஆகிடும் ஸோ வந்து நம்ம இப்படி பண்ணலாம் எப்படின்னு வந்து பண்ணால் ஃப்ளைட் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கேட்டோம்னா அதே கம்பெனியில் இருக்கிற வேறு ஃப்ளைட் என்ன டைமிங் இருக்குன்னு பார்த்துட்டு அதில் நம்மளை அனுப்பிச்சி விட்டுருவாங்களாம் பட் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி கட்டுற மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி பிரவீனா சொன்னார் அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னு வந்து பண்ணால் அது மட்டும்தான் ஷாக்கிங்காக இருந்துச்சு ஸோ வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஃப்ளைட் வந்து பண்ணால் டேரக்ட் ஃப்ளைட்டு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளைட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டுவெல் ஹவர்ஸ் ஜேர்னி போவாங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஃப்ளைட் வந்து பார்த்தா டெல்லி டு கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்தா டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் கூட்டு போயிடும் பட் இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஃப்ளைட்டுமே டுவெல் ஹவர்ஸ் ஜேர்னியும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினச்சிக்க வேண்டியதான் ஓகேங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க டைம் இப்போ ஃபைவ் தேர்ட்டி ஆச்சுங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இங்கே இருக்கோம் ஸோ நம்ம இங்கே போகணும் ஆகையால் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுதாங்க சத்தியமாக இன்றைக்கி ஃப்ளைட்டை பிடிக்க முடியாது ஃப்ளைட் எடுக்கிற டைமில் தான் வந்து பார்த்தா நம்ம ஏர்போர்ட்டுக்கே போய் ரீச் ஆக போகிறோம் இன்றைக்கி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க நமக்கு டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீங்க ஸோ வந்து இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்குது அதனால வந்து பண்ண போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பலாமே மூஞ்சிலாம் கழுவிட்டு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி வந்திருக்கோங்க கவலைப்பட வேணாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்குது ஐயோ இன்னைக்கு ஃப்ளைட் விட்டது தெரிஞ்சா இந்த அஜி பையன் ஓவரா பேசுவானேங்க அதுதாங்க என் மனசு தாங்க மாட்டேங்குது இவெல்லாம் அட்வைஸ் பண்ற லெவலுக்கு வந்துட்டவே ஃபீலிங்கா இருக்குங்க சரி நீங்க ரெஸ்ட் போயிட்டு ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டை ரீஷெடியூல் பண்ணி தர சொல்லி கேட்கலான்னு வந்திருக்கோம் இண்டிகோவில் வந்து பண்ணால் கொஞ்சம் லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வரவே மாட்டேங்கிறாங்கப்பா அந்த பக்கம் ஒரே ஒருத்தர் தான் நிற்கிறாரு அவர்கிட்ட தான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க பட் உள்ளே ரெண்டு பேர் இருக்காங்க ஹேண்டில் பண்ணுறவங்க தமா துண்டு ஃப்ளைட்டுக்காகலாம் இந்த அப்போ நான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது மேம் ஓகே ஃபைன் ஆ என் connecting flight okay fine Delhi to Bangalore Bangalore to Coimbatore okay fine so வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னது தாங்க டேரக்ட் ஃப்ளைட் இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ வந்து கனெக்டிங் ஃப்ளைட் தான் இருக்காமா இருங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு பார்த்து சொல்கிறேன் தேங்க்யூ டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டென் ஓ கிளாக் ஆச்சுங்க நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிற டிடிஎஃப் நம்மளோட ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி உட்காந்தாச்சு கிட்டத்தட்ட எக்கச்சக்க செக்கிங் டிடிஎஃப் ஸோ வந்து என் வாழ்க்கையே வருத்த மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து நம்ம வந்து பண்ண இந்த ஷூ போட்டிருக்கோம் இந்த ஷூவை கூட கழட்டி செக் பண்ணாங்கங்க ஸோ வந்து ஏன் இப்படி செக் பண்ணாங்கன்னு தெரில ஒருவேளை இந்த ஷூவை பார்த்த உடனே கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேபி செக் பண்ணாங்களா என்னன்னு தெரில பட் ஷூவை கூட கழட்டி வந்து பண்ண செக் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம வந்து பைக்கில் வந்து நம்ம பேகை கட்டுறதுக்கு வந்து ஒரு ரோப் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ரோப்பை வந்து அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க ரோப்பை வந்து நாங்களே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த ரோப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு அது நல்லா இருக்குங்க ஸோ அந்த பிபிஜியோட ரோப்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் அப்பப்போ பிஞ்சு போயிடும் பட் ஈவன் வந்து பண்ணால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட பஞ்சர் லிக்விடு சப்போஸ் பஞ்சர் ஆச்சுன்னா ஒரு லிக்யூட் இருக்குது அதை போட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக பஞ்சரை ரெடி பண்ணிடும் அப்படி ஒரு லிக்யூடை ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் எட்டு போக விட மாட்டோம்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது வந்து ஹை ஃப்ளேமபிளாமா ஸோ வந்து எது எதெல்லாம் ஹை ஃப்ளேமபுளாக இருக்கோ அதெல்லாம் வந்து பண்ணால் அலோவ் பண்ண மாட்டாங்களாமா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்டேன் ஆக்சுவலி வந்து அதை உள்ளே எட்டு வரணும்னா இன்னொரு வழியும் எட்டு வரலாமாம்மா எப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேக்ஸ் எல்லாம் லக்கேஜ்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்களே எட்டு போயிட்டு அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல அப்படியே எட்டு போக வைக்கலாமாம்மா நம்ம கையில் வந்து கேரி பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் போக முடியாதாம்மா பட் எனக்கு வந்து பண்ணால் கையிலேயே கேரி பண்ணிட்டு போகணும் ஏன்னு வந்து பண்ணால் கீழே இறங்கி எனக்கு எடுக்க தெரியாதுங்க நம்ம ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணி கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க ரொம்ப நேரமாக நான் ஜன்னலே பார்க்கல சும்மா தான் அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு வந்துட்டு திடீர்னு ஜன்னலை பார்த்து கீழே பார்த்தோம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஆக்சுவலி உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியாது ஏன்னா வந்து பண்ண இந்த இடத்துல கொஞ்சம் தூசியாக தான் இருக்குது பட் கீழே வந்து பண்ணோம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க கீழே எக்கச்சக்கமான வீடுங்க எல்லா வீடுமே லைட் ஆன் பண்ணி வச்சு பா பயங்கரமாக இருக்குது டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகாலை ஒன்றரை மணி ஆச்சு இவர் தான் வந்து பண்ண நம்ம பக்கத்தில் உட்காந்துருந்தவர் ஹாய் சொல் ப்ரோ ஸோ இந்த இவர் வந்து பண்ண பெங்களூர் தான் நம்ம பெங்களூருக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க இப்போ போய் நம்ம ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ண ஆரம்பித்தோம்னா காலையில் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் வந்து பண்ண வெயிட் பண்ண வேண்டியதுதான் காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் வந்து பண்ணால் நமக்கு இன்னொரு ஃப்ளைட்டுங்க ஸோ வந்து அந்த ஃப்ளைட்டை பிடிச்சோம்னா காலையில் செவன் தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து பண்ணால் நம்ம கோயம்புத்தூர் போய் ரீச் ஆயிடலாம் ஸோ வந்து பசங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கேன் பட் பசங்க வந்து காலையில் டைமில் வருவாங்களான்னு தெரில ஆக்சுவலி ரெண்டு நாளாக வந்து இப்போ என்ன பசங்க நம்ம வந்துடுவோம் வந்துடுவோம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க பட் ரெண்டு நாளும் நம்ம டிமிக் கொடுத்துட்டோம் இன்றைக்கி மூணாவது நாள் போய் சேர்ந்துருவோங்க ஸோ வந்து உள்ளெல்லாம் வந்து பண்ண லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அதனால தான் பெருசாக பிளாக் பண்ண முடியல பின்னாடி இருந்து வேற ஒரு அண்ணன் குரு குருன்னு பார்த்துட்டு இருக்காரு சொன்னது கேட்டுருச்சு ஸோ வந்து இதுக்கப்புறம் அப்படியே லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெங்களூர் ஏர்போர்ட்டில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போங்க ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்க்கு நம்மளோட ஃப்ளைட்டுன்னு சொல்லி ஆக்சுவலி ஃப்ளைட்டு வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் கிடையாது செக்இன் பண்ணுற லாஸ்ட் டைமோ ஏதோ ஒரு டைம் வந்து பண்ணால் five thirty five six thirty ஃபைவ்க்கு தான் வந்து பண்ணால் நமக்கு ஃப்ளைட்டுங்க ஸோ வந்து இங்கே தான் வந்து பண்ண வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரும் படுத்து இருக்காங்க ஸோ வந்து நானும் வந்து பண்ணால் இங்கே ஒரு சேர் போட்டு எல்லாருமே இப்படி தான் வந்து பண்ணுறாங்க ஒரு சேரில் உட்காந்துக்கிறாங்க இன்னொரு சேரில் வந்து பார்த்தா இப்படி கால் வச்சு இப்படி படுத்து தூங்கிறாங்க ஸோ யாருப்பா அப்படி குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்காரு நானே இப்போ தாங்க நோட் பண்ணுறேன் ஒப்போ நான் வந்து என்ன நினச்சிட்டேன்னா பேக் செக்கிங்லாம் இல்லை நம்ம பாட்டுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு ஃப்ளைட் வரும்போது நம்ம பாட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி போய் பார்த்தா செக்யூரிட்டி செக்கப்லாம் பயங்கரமாக இருக்குங்க பெங்களூரில் நம்ம டெல்லியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேகை செக் பண்ணிட்டு அந்த மெஷினை தாண்டிட்டோம்னா பிரச்சனை கிடையாது அந்த மெஷின்லேயே வந்து மாட்டினோம்னா தான் இன்னொரு டைம் செக் பண்ணுவாங்க இன்னொரு டைம் செக் பண்ணுவாங்க இன்னொரு டைம் செக் பண்ணுவாங்க ஓகேவா பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெஷினை தாண்டினாலும் வந்து பார்த்தா ஒரு அக்கா இருப்பாங்க அந்த அக்கா செக் பண்ணுவாங்க ஆயிரம் கேள்வி கேட்டாங்க ஆயிரம் கேள்விக்கு நான் பதில் சொல்லி அப்புறம் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஸோ வந்து கொஞ்சம் அதிகமான லக்கேஜ் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ வந்து கிட்டத்தட்ட அஞ்சு அந்த ட்ரேங்க ஸோ வந்து ஒரு பாக்ஸை வச்சுட்டு நம்ம தள்ளி விடுவோம் அஞ்சு பாக்ஸில் நம்ம பொருளெல்லாம் வச்சு அனுப்பிச்சுட்டேன் இந்த இதுலேயும் வந்து பண்ண ஷூவை கழட்ட சொல்லிட்டாங்க இது வந்து சேஃப்டி ஷூ ஸோ வந்து இது வந்து பெரிய ஷூ அப்படிங்கிறனால தான் இதை கழட்ட சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பசங்கள்லாம் வந்து பண்ண கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க நமக்குள்ள பிக் பண்ணுறக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி வந்து பண்ணால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு நாளும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு நாளும் டிமிக் கொடுத்துட்டோம் ஸோ வந்து இன்றைக்கி வந்து பண்ணால் மச்சா கரெக்டாக வந்துடுவீங்களடா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் ப்ராப்பராக வந்துடுவோன்னு சொன்னாங்க பட் எனக்கு டவுட்டாக இருக்குங்க ஏன்னு வந்து பண்ணால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தூங்கவே போயிருக்காங்க கரெக்டாக காலையில் லெஞ்சு வந்துடுவானுங்களா பசங்களும் நம்மளை மாதிரிதாங்க அதுதான் ஒரே யோசனையாக இருக்குது அண்ணன் வேறு குப்பரப்படுத்தி தூங்கிட்டு இருக்காரு அண்ணனை எழுப்பி விட்டு ஃபன் பண்ணுவோமா காலையில் எனக்கு தெரிஞ்சுங்க நம்மளை பிக்கப் பண்ண யாரும் வர மாட்டாங்க நம்ம பசங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க டே நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பிக்கப் பண்ண வந்துடுவோண்டா அது சப்போஸ் பிக்கப் பண்ண வரலன்னா நாங்கள் இருக்கிற ரூம் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டு ரூமுக்கு வந்து சேரு அப்படின்னாங்க சரி விடுங்க பார்த்துக்கலாம் இத்தனை நாள் எல்லா ஊர்லேயும் தனியாக சுற்றினோமாம்மா நம்ம சொந்த ஊர் கோயம்புத்தூரில் போய் தனியாக சுற்ற மாட்டோமா பார்த்துக்கலாம் ஸோ வந்து தாடி மீசையெல்லாம் ரொம்ப வளர்ந்துருச்சுங்க போய் எல்லாத்தையும் ஷேப் பண்ணும் பட் இதுவும் ஒரு மாதிரி நல்லா தாங்க இருக்குது பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாடிலாம் கரெக்டாக ட்ரிம் பண்ணால் கொஞ்சம் சின்ன பையன் ஆன மாதிரி ஆகிடுவேன் ஓகேங்க ஸோ வந்து கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வந்தோம் ஸோ வந்து மசாலா தோசை சாப்பிட்டாங்க செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு அப்புறம் ஜம்முன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து உட்காந்து வந்தான் இங்கே எல்லாருமே படுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக படுத்துருக்காங்க தப்பே இல்லை ஜாலியாக நம்மளும் படுத்துக்கலாம் ஓகே டிடி ஆஃப் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணுறேன் அண்ட் வந்து கேட் நம்பர் வேறு இன்னும் மென்ஷனே பண்ணலைங்க என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு தெரில சரி நான் பார்த்துக்கலாம் சரிங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டிங்க ஸோ நம்ம ஃப்ளைட்டு நம்ம ஃப்ளைட்டில் ஏறியாச்சு அண்ட் வந்து ஃப்ளைட்டும் புறப்பட்டுருச்சு ஸோ வந்து உள்ளே ஏறி வரும்போதே நம்ம டிடிஎஃப் அண்ணாவை தான் கீழே பார்த்தேன் ஸோ வந்து அவர் தான் வந்து இப்போ நான் டிக்கெட்லாம் பார்த்து உள்ளே விடுவார் ஸோ வந்து என்னை பார்த்த உடனே நல்லா இருக்கீங்களா ப்ரோன்னு கேட்டாங்க நானும் செம்ம ஹாப்பி ஜாலியாக பேசிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போங்க ப்ரோ அப்படின்ட்டாங்க டிக்கெட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ அப்படின்னாங்க பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டேன் ஏன்னா அடுத்த வாட்டி நமக்கு ஏதாவது யூஸ் ஆகும்ல ஸோ வந்து கடைசியில் என்ன டைம் வரைக்கும் ப்ரோ அலோவ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டேன் சிக்ஸ் டுவெண்ட்டி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்களாம்மா ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஸோ வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி வரைக்கும் தான் லாஸ்ட் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்களாம்மா அண்ட் வந்து இன்னொரு சம்பவம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே தான் உட்காந்துட்டு இருந்தோம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் கேட் நம்பர்லாம் சொல்லலை ஸோ வந்து கடைசியில் தான் வந்து பண்ணால் கேட் நம்பரை வந்து முன்னாடி ஒரு டிவி மாதிரி வச்சுருப்பாங்க அந்த டிவியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க ஓகேவா நான் ஜாலியாக உட்காந்துக்கிட்டே இருந்துட்டேன் அதே இடத்துல உங்களுக்கு பிளாக் பண்ணல இதுக்கு முன்னாடி அந்த இடத்துலயே உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி சும்மா போய் செக் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த டிவியை போய் செக் பண்ணி பார்க்குறேங்க லாஸ்ட் கால்னு போட்டுருந்துச்சு எனக்கு தூக்குவாரி போட்டுருச்சு ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடு குடுன்னு ஓடினா அப்புறம் பார்த்தா பெரிய லைனாக நின்றுட்டு இருந்துச்சு சிக்ஸ்த்து நம்பரு அதுக்கப்புறம் சரி அதான் டைமிங் இன்னும் நிறைய இருக்கே ஓ லைட்டிங் போயிடுச்சுங்க ஓகேங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வாக் பண்ணுறேன் இது நான் இது முடிச்சிடுறேன் சரி கூட்டம் தான் நிறைய இருக்கு போய் ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வரலான்னு போய் ஜூஸ் வாங்கிட்டு வர்ற கேப்பில் கூட்டத்தெல்லாம் காணுங்க பக்குன்னு ஆகி போச்சு இந்த ஃப்ளைட்டை விட்டுருவேணும்னு சொல்லி அப்புறம் போனேன் அப்புறம் அலோவ் பண்ணாங்க அப்படியே உள்ளே வந்துட்டேங்க ஓகேடிடிஎஃப் ஸோ அது வேறு ஒன்றும் இல்லைங்க ப்ரைவேட் ஜெட் ஒன்று நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதை டக்கு நெட்டி பார்த்தேன் கொஞ்சம் போட்டுங்க வாங்கிடலாம் ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க எனக்கு தெரிஞ்சு அங்கே போயினக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே லைட்டிங்லாம் இல்லையா ஒரு மாதிரி தான் இருக்கும் அதனால தான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எயிட் டுவெண்ட்டி டூ ஆச்சுங்க நம்ம கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆயாச்சு ஸோ வந்து நம்ம பசங்கள்லாம் தோ அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் ஆனால் சரியான அட்ராசிட்டி பண்ணிட்டீங்களா டேய் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமாங்க உள்ளேயே டீ பார்க்குறாங்கடா என்ன பாம்பு வைக்க வந்த மாதிரி இவ்வளோ பெரிய பேக் வச்சிருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்ன ப்ரோ கூட்டம் கூட்டமாக வரீங்க எந்த சேனல் ப்ரோ எஸ்எஸ் மியூசிக்கா ஐயோ இவங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தா எங்கள் அண்ணன் கோச்சு பாரு அண்ணன் வேல்ராஜ் என்ன ஓகே டிடிஎஃப் ஸோ வந்து நம்ம பசங்களாம் பிக்கப் பண்ண வந்திருக்காங்க காலங்காத்தால வரைக்கும் பிரவீன் ஃபோன் பேசிட்டே இருந்தா காலையில தூங்கிட்டான் தூங்கிட்டாங்க நினைச்சேன் நினைச்சேன் சரி வாங்க போலாம் அந்த பொக்கே <laughs> ஏய் நான் கூட எனக்காக வாங்கி நீங்க உள்ள வச்சிருக்கீங்க எனக்கு சர்ப்ரைஸ் ஓ பொக்கே கடையா ஏய் காராவது இருக்கா இல்ல ஆட்டோ பிடிச்சு போலாமா கார் ஐயோ போலீஸ் காரா சரி வாங்க போலாம் நான் எப்படி இருக்கேன் நான் நியூஸ் சேனல் பண்ணிட்டேன் கேசம் இந்த மாதிரி இடத்துல தெரியும் எனக்கு நம்ம பையன் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி கொண்டு நிறுத்தியிருக்காங்க ஆக்சுவலி ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டான் அது ஒரு மாதிரி இருக்குமாப்ல நான் வேற டிசைன் பண்ணி தரேன்னு சொன்ன டிடிஎஃப் இவன் தான் மாட்டவே மாட்டேன் இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னா இது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அஜிமாப்ளிக்கும் இந்த இதுதான் பிடிச்சிருக்காமா அவன் என்ன ஓட்டுறாங்க டேய் உனக்கு தான்டா ரசிக்க தெரியல ரசனை இல்லாதவனே அப்படின்னு சொல்லி திட்டுறானுங்க ரெண்டு பேருமே வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டியாடா ஆக்சுவலி இந்த பைக்கை வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு ரைடு கட்டு வந்தாங்க மாப்பிள்ள வண்டியில் எக்கச்சக்க பிரச்சனை தமிழ்நாடு ரைடில் என்கிட்ட சேஞ்ச் இருக்குடா எவ்வளோ வேணும் பேசிக்காக நான் வந்து பண்ணால் ஹார்ட் கேஷ் இல்லாமல் எங்கேயுமே போகிறதில்ல பரவாயில்லடா நல்ல பழக்கம் பழகிட்டேன்டா இந்த புது நோட்டெல்லாம் வந்து பாருன்னா இருபது ரூபானே தெரிய மாட்டேங்குதுடா உனக்கும் தெரிய மாட்டேங்குதானே ஸோ டிடி ஆஃப் உங்களுக்கும் யாருக்காவது இதே மாதிரி தெரியாமல் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கங்க ஃபுல்லாக வந்து பார்த்தா டிஜிட்டல் கேஷாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புது புது ஃபிசிக்கல் கார்டே யூஸ் பண்ண தெரிய மாட்டேங்குது போலாமா மாப்பிள்ள எப்படி போகிறது அந்தக்கோ டயர் ரெண்டும் புதுசா எப்படி போகிறது மாப்பிள்ள பிக்கப் ரொம்ப டவுனா இருக்குடா இல்ல இல்ல இல்ல இல்ல நார்மலாவே பிக்கப் ரொம்ப கம்மியா இருக்கு அந்த இது அந்த ஃபீலே இல்ல பாரு இப்படி பண்ணா லைட்டா ஒரு இழு இழுக்கணும் இந்த ஃபீலே இல்ல பாரு இன்னும் வண்டியில் கொஞ்சம் வேலை இருக்குமாப்ல ஆனா இன்ஜின் ஆயில் ஆயில் ஃபில்டர் எல்லாம் மாத்திட்ட போலயே அதெல்லாம் தெளிவா தெரியுது கடவுளே கடவுளே தமிழில் பகந்தக்கு ஐயோ எங்க எழுபது கூட தாண்டலங்க ஏங்க அப்படியே இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம லேப்டாப்ல காப்பி பண்ணி நம்ம சேனல்ல போட்டுற வேண்டியதுதான் என்ன <laughs> சிரிக்கிற போட்டு கொடுத்துறாதுடா ஏய் என்ன காலேஜ்ரா இது இல்ல அப்ளிகேஷன் பண்றாங்களா அப்ளிகேஷனுக்கு இவ்வளோ பெரிய லைனா என்ன ஓ பிஎஸ்டி காலேஜா இது பெரிய பணக்காரங்க படிக்கிற காலேஜ் மாப்ள எனக்கும் தான் ஆசை இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜில் படிக்கணும்னு பட் எங்கே துட்டு இல்லையே முடியாத பட்சத்துக்கு இங்கே ஒரு குமரகுருன்னு காலேஜ் இருக்கு அங்கேயாவது படிக்கலாம்னு நினச்சேன் போய் அப்ளிகேஷன் எல்லாமே போட்டு ஒன் டூ டிடிஎஃப் கடைசியில் வந்து பார்த்தா எங்கள் அம்மான்ட்ட கேட்டாங்க தம்பு நீ அந்த காலேஜ் படிக்கிறியாடா காசு இல்லைடா அப்படின்னாங்க பரவாயில்லம்மா நான் எஸ்என்எஸ்ஏ காலேஜ் படிச்சுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வேறு ஒரு காலேஜுக்கு போனேன் அங்கே வந்து ஃபீஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் எனக்கு குமரகுரு காலேஜ் அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுங்க காலேஜே வந்து போனால் கோவில் மாதிரி இருக்கும் ஆக்சுவலி வந்து பண்ணால் அத்தனை வருஷம் ஆர்ட்ஸ் குரூப் இல்லாத காலேஜ் கரெக்டாக நான் பாஸ் அவுட் ஆகி நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் தேடும் போது ஆர்ட்ஸ் குரூப் இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு செம்ம ஆசையாக இருந்துச்சு ஆக்சுவலி சரி மாப்பிள்ள அது இருக்கட்டும் ஃபோர்க்கு பெண்டா இருக்கா ஹேண்டில் பார் பெண்டா இல்லை இல்லை இல்லை இல்லை ஹேண்டில் பார் பெண்டா இருந்தா இப்படி இப்படி இப்படி இப்படி ஆட்டும் போது அது ஆடாது ஓ ஆஃப் ஓகே இல்லை ரொம்ப பட்டங்களாக இப்போ முன்னாடி பட்டன் டயர் போட்டிருக்கீல இப்போ பின்னாடி பட்டன் டயர் போட்டிருக்கியான்னு கேட்டேன் இல்லை தானே தெரியுது எந்த டயர் யூஸ் பண்ணுறியோ அதே டயரை பின்னாடி யூஸ் பண்ணும் முன்னாடி ஆஃப் ரோட் டயர் யூஸ் பண்ணினா பின்னாடியும் அதே ஆஃப் ரோட் டயர் யூஸ் பண்ணு அப்படி இல்லைனா டயரே ரெண்டுமே வந்து பண்ணால் நம்ம நார்மல் ஆன் ரோடுக்கு ஏற்ற மாதிரி போட்டுரு பா எவ்வளோ நாளாச்சுங்க நம்ம ஊர் சைடு வந்து இனிமேல் எல்லோரும் தமிழ் பேசுவாங்க சந்தோஷமாக இருக்கும் ஆனால் டிடிஎஃப் ஒரே ஒரு உண்மையான விஷயத்த மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹிந்திலாம் தேவையில்லை ஹிந்திலாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை வளர்த்திட்டாங்க அதுதான் உண்மை ஓகேவா அதாவது இவங்க இப்படி நம்மளை வளர்த்திட்டாங்க அப்படிங்கிறது உண்மை ஆனால் ஹிந்தி முக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது உண்மையே கிடையாது அது சுத்த போய் ஹிந்தி லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு கேரளாவில் இருக்கிற வரைக்கும் தேவையில்லை நம்ம தமிழ்நாடு கேரளாவை தாண்டிட்டாலே வந்து பண்ணால் நம்ம ஹிந்தி லாங்குவேஜ் தேவைங்க என்னடா இது சிக்னல் இவ்வளோ மட்டமாக போட்டு வச்சுருக்காங்க செகண்ட்ஸே தெரில பல்ப் தெரியல ட்விட்டரில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்டா இதெல்லாம் ஆமாம் நான் ஒரு முடிவோடு இருக்கேன் டெல்லிக்கு போய் இதெல்லாம் கற்றுட்டு வந்திருக்கேன் இந்த ட்விட்டரில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் டெல்லியில் தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் ஆ போட்டாங்க ஸோ வந்து டெல்லியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிவா அண்ணான்னு ஒரு அண்ணா இருக்காங்கங்க அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு ஸோ வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் இருக்காங்க ஓகேவா இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிற ஏதாவது ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலே கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த் சேலரியோட லீவ் கொடுக்கணுமாமாங்க ஸோ வந்து அவங்க கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்களாமா இப்போ வேலையில் வச்சாதான் இப்படி ஒரு பிரச்சனை சரி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு இவங்கள வேலையிலேருந்து தூக்கிடலான்னு சொல்லி வேலையிலேருந்து தூக்கிட்டாங்களாமா வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் ஏய் இந்த ரூம் இல்லைடா காலையில் எட்டு மணிக்கு என்னடா பரவாயில்ல இவனாவது வந்தாங்க இவன் ரொம்ப மோசங்க அன்னைக்கும் தான் பண்ணா இன்னைக்கும் இப்படிதான் பண்ணா என்னைக்குன்னா நம்ம வைஷ்ணவி தேவி டெம்பிளுக்கு நம்ம படியேறி மேலே போனோம்ல ஸோ வந்து அந்த டைம்ல நான் என்ன தெரியுமா மாப்பிள சொன்னேன் தூங்காத மாப்பிள நீ கூட ஃபோன் பேசிட்டே இருடா அப்படியே யாராவது ஒருத்தவங்க கூட இருக்காங்கன்னு அப்படிங்கிற துணையிலேயே நான் மேலே ஏறி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னேன் எல்லாத்துக்கும் மண்டே மண்டே ஆட்டினா சரி ஒரு நிமிஷம் ஃபோன் கட் பண்ணு மாப்பிள பிளாக் எடுத்து வந்துடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அப்படியே பேசிட்டே போலாம் ஆசல்ட்டா சரிட்டா அப்படின்னு கட் பண்ணி ஒரு இருபது செகண்ட் பிளாக் பண்ண அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிட்டா சுவிச் ஆஃப் அதுதாங்க நம்ம பேசிட்டு இருந்தோம்ல ஸோ வந்து அந்த ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் தான் நம்ம சிவானா அவர் என்ன பண்ணிட்டாருன்னு வந்து பண்ணால் ரூல்ஸ் எல்லாம் படித்து பார்த்தாரு ஸோ அந்த மாதிரி ப்ரெக்னன்ஸ் லேடி எல்லாம் வந்து பண்ணால் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதான் என்ன காரணம் சொல்லியும் பண்ணக்கூடாதான் ஸோ வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணது அப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட்டான ரிப்போர்ட்டு எல்லாத்தையுமே வந்து பண்ணால் இதில் சப்மிட் பண்ணாங்க ட்விட்டரில் சப்மிட் பண்ணாங்க ஏதோ ஒரு அகர்வால் அருண் அகர்வால் அவங்க தான் வந்து பண்ணால் டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அவங்கள டேக் பண்ணி விட்டாங்க அதாப்பா ஏதோ ஒரு அகர்வால்ப்பா ஸோ வந்து அந்த அகர்வால் அதுக்கப்புறம் வந்து பண்ண பிஎம் அப்படி இப்படின்னு சொல்லி டேக் பண்ணி விட்டாங்க உடனே வந்து பண்ண ஆக்ஷன் எடுத்துட்டாங்க ஸோ வந்து இந்த மாதிரி வந்து பண்ண நீங்கள் வேலையை விட்டு தூக்கிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள என்ன அவங்க ரிட்டர்ன் வாங்கலைன்னா உங்கள் கம்பெனி சீல் வச்சுருவாங்க ஒருத்தவங்களுக்காக சீலே வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி மெயில் வந்துருச்சான் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏங்க இப்படிலாம் பண்ணீங்க ஸோ வந்து நீங்கள் எங்ககிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே இவங்க வந்து இன்னும் ஹை அஃபிஷியலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க தான் அப்படி பண்ணியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் வந்து பண்ணால் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி இப்போ வந்து நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி சுமூகமாக முடிஞ்சிருச்சான் ஆனால் பரவாயில்லைங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நானும் ட்விட்டர் ஓப்பன் பண்ணுறேன் போடுறேன் பாரு கம்ப்ளைண்ட்டு ஏங்க எங்கள் ஊர்ல எல்லாம் நாற்பத்தெட்டு மணி நேரமும் டாஸ்மார்க் ஓப்பனில் இருக்குங்க உண்மையாடா காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணு நைட்டு பத்து மணிக்கு தான் க்ளோஸ்ன்னு இருக்குது சம்திங் நாற்பத்தெட்டு மணி நேரமும் ஓப்பனில் இருக்குது வசன் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தானே உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் அவனுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் போட்டானுங்க ஓகே டிடியா ஸோ வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வீடியோவே என் பண்ணிக்கலாமா இல்லைங்க ஸோ வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ என் பண்ணிக்கிறேங்க ஸோ வந்து நம்ம பசங்களெல்லாம் எழுப்பி விட்டு கூட்டு போகலாம் ஏ எந்திரிங்கடா போகலாம் லக்கேஜ் எல்லாம் உள்ளே வச்சிட்டீங்களா கிளம்பலாமா டைம் வந்து பார்த்தா லெவன் ஓ கிளாக் ஆச்சுங்க ஸோ வந்து நம்ம பசங்க வந்து பண்ண எப்படியோ ஒரு வழியாக கேபு புக் பண்ணியாச்சு உள்ள டிரைவரை நான் வந்து பண்ண நம்ம டிடிஎஃபாக இருந்தாங்க செம்ம ஹாப்பிங்க ஆக்சுவலி நம்ம வித்யாவோட கார் என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆல்டோ கார் ஒன்று இருக்கும்ல அதில் தான் வந்து பாருங்க ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம் அந்த கார் என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தா பை சீசே ஆயிடுச்சாமாங்க ஆ ஜென் அதுக்கு பேர் ஸோ வந்து ஜென் கார் வந்து பார்த்தா சிசே ஆயிடுச்சாமாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம பிரவீணண்ணா ஒரு கார் வச்சிருந்தாருல அந்த கார் வந்து பார்த்தா அவங்க வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன இருக்குண்ணா இருக்குண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா பரவாயில்ல பத்தங்கமான ஆளுங்களா இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பிரவீன் அக்கார் என்னாச்சுன்னு வந்து பண்ணா என்னென்னாச்சு ஃபேமிலிக்கு தேவைன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டீங்களா ஸோ அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுங்க அதனால வீட்டுக்கு கொண்டு போய் எங்கள் அண்ணன் கொடுத்துட்டு வந்துட்டார் கேட்டு பண்ண வேலை எங்க கேட் அதுவா அதனால தானா ஆக்சுவலி புது காருங்க அண்ணனோடது என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பண்ணா நம்ம வீட்டுல வந்து கேட்டு போட்டிருப்போம்ல அந்த கேட்டுக்கு பக்கத்துல அண்ணன் வண்டி நிறுத்தி இருந்தாரு கேட்டு காத்தடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கார்ல ஒரு இடி இடிச்சு காரில் வந்து சின்னதாக ஒரு கோடு விழுந்துருச்சு ரெண்டாவது வாட்டி இடிக்க வந்துச்சுன்னா பிடிச்சிட்டேன் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் இடிக்க வரும்போதே நான் பார்த்துட்டு பிடிக்க வந்தேன் பட் பிடிக்க முடியல இடிச்சிருச்சு செகண்ட் டைம் வந்து பாருங்க இடிக்கிற மாதிரி வந்துச்சு அப்போ பிடிச்சிட்டேன் எப்படியோ ஃபர்ஸ்டே பிடிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது ஓ வீட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்களா அந்த கீரல பரவாயில்ல எல்லாம் இருக்கிறது தானே it's happen for reason so வந்து கண்ணெல்லாம் சொக்குதுங்க ஸோ வந்து கொஞ்சம் நேரம் நிம்மதியாக படுத்து தூங்க போகிறேன் அண்ட் வந்து எங்கள் ஊர் வரைக்கும் கால் டாக்ஸி இருக்குது அப்படிங்கிறது இப்போ தாங்க நான் கேள்வியே படுறேன் ஸோ வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரேப்பிடாக ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வரைக்கும்லாம் இதே கிடையாதுங்க பெருநாக்கியப்பாளையம் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்டரு பட் இப்போ வந்து பார்த்தா நம்ம ஊர் வரைக்கும் போகுது கால் டாக்ஸி வேறு லெவலு ஓகேங்க கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக் பண்ணுறேங்க டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டுவெல் டென் ஆச்சுங்க ஸோ வந்து நம்ம ஊருக்கு வந்து ரீச் ஆயாச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸில் நம்ம வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடலாம் செம்ம தூக்கங்க சரியான தூக்கம் இன்னும் ஒரு half an hour one hour journey இருந்தாலும் நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன் பட் அதுக்குள்ளே ஜேர்னி முடிய போகுதுங்க ஸோ வந்து தூக்கமே இல்லை இல்லை சரியா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சரியான தூக்கம் ஆனால் தலைவலிங்க சரியான தலைவிலேயே அன் வந்து பண்ண இன்னொரு ஒன் கிலோமீட்டர்ஸில் வந்து பண்ணால் பசங்க நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக சர்ப்ரைஸாக முன்னாடி நின்றுட்டுருக்காங்க இப்போ பிரச்சனை என்னன்னு வந்து பண்ணா இவனை சர்ப்ரைஸ் ஆளுன்னு அவனுக்கு ஃபீல் பண்ணுவானுங்களே அதான் அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் முன்னாடியே போன் பேசிகிட்டு இருக்கும்போது முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க மனசுக்கு நான் இப்போ சர்ப்ரைஸ் நான் ஆகணுங்க அதுவும் எங்கே நிற்கிறானுங்கன்னு வேற தெரில அண்ணன் எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில தான் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ வேற இடத்துக்கு மாற்றிட்டாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரிலங்க ஸோ வந்து அவங்க சர்ப்ரைஸ் போது நான் வீடியோ பண்ணுறேன் அவங்களுக்கு நீ காரில் இப்போலாம் இருக்காத டே கேக் வாங்கியிருக்கீங்களாடா ஆ ஆ பட்டாசு வாங்கியிருக்கீங்களா பாரு வாங்குற இடத்துல பட்டாசெல்லாம் வாங்கியிருக்கீங்களாடா அட கேக்கு வெட்ட போறாங்கன்னு நினைச்சேங்க இந்த சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கலப்பா டேய் நான் தீபாவளிக்கே பட்டாசு அடிக்கலடா டேய் ஆக்சுவலா இது இல்லீகல்ரா தானே நம்ம வச்சாதான் பெரிய இல்லீகல் கரெக்ட் தான் இது ஆக்சுவலி வெடிக்க கூடாது சரவெடி சரி வெடிங்க இப்ப நான் என்னங்க சொல்றது இது ஏத்துக்கல அடி பொலி ஏய் ஹாப்பிடா ஏய் ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன் சர்ப்ரைஸ் எல்லாமே ஆனா இது என்னடா இந்த ஓட்ட ஓடி வரீங்க போய் பக்கத்துல பாரு டுமி நினைச்சேன் ஏய் அந்த பத்தாயிரம் வெடி போய் படு படு படு படு படு படு அது இல்லையா அதுதான் பாஸ் இது போச்சு ஆக்சுவலி இந்த வருஷம் வாழ்க்கை தீபாவளியா ஏய் வண்டியில விழுந்துருச்சுடா பட்டாசு ஏது ஏய் சால்வையா ஏய் நல்ல வேலைடா கேக் மட்டும் வாங்கல ஏய் வேணாம் வேணாம் வேணாம் கேக் மட்டும் பண்ணுங்க நீங்க வெல்கம் வெல்கம் மாஸ்டர் நன்றி நன்றி நன்றி கங்க்ராச்சுலேஷன் வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு போய் ரீச் ஆகிட்டான் ஆனா சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன் நான் இப்போ விளாக்ல தான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் ஏன்னா கேக்கா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் பார்த்தா ஏன்னா சரவெடி கொளுத்துறானுங்க பட்டாசு வெடிக்கிறானுங்க மாலை போடுறானுங்க அது வந்து என் ஃப்ரெண்டுங்க கல்யாணம் ஆயிடுச்சு மாப்பிளைக்கு உடம்பு பிறக்க ஆமா அப்பா போறான் என் வயசு நல்லா இருந்தா சரி வாமா இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கேன் வெற்றி ஆமா டெஃபினெட்லி அதுவும் ஒரு அச்சீவ்மெண்ட் தான் இந்த வண்டி கொஞ்சம் வண்டிக்கா ஏய் வாங்கப்பா போட்டோ எடுக்கலாம் அண்ணா வாங்கடா ரெண்டு பேரும் இது வைடு இது நான் நீ ஏன் சும்மா நிக்கிற நீங்களும் வாங்க நான் வரேன் வரேன் வரேன் ஒரே பாறை கட்டுற மாதிரி டேய் இருந்தனா நான் அப்படியே கீழே விழுக்காட்டுற மாதிரி போஸ் டமா இரு ஒரே ஒரு வாட்டி மேல முடியல போதுண்ணா போதுண்ணா போதுண்ணா இறங்கி விடுங்கண்ணா இறங்குங்கண்ணா ஏமா வீட்டுக்கு வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம் இன்னும் நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆகியாச்சுங்க அம்மாவை காத்து முடிஞ்சா காட்டுறேன் அம்மா நீங்கள் இப்படி இருந்தால் பயப்படும் இப்படி வீட்டுல என்னடா வீட்டில் ஒரு வண்டியும் காணும் வித்துட்டீங்களா ஏடா ஒரு வண்டி இல்லையடா வீட்டுல சும்மா இல்லடா வீட்டில் ஆக்சுவலி நம்ம வீட்டில் நம்ம ஆமாம் ஃபீனிக்ஸ் இருந்துச்சு இல்லைங்க ஃபீனிக்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்க போகிறோம் ஸோ வந்து அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து டெம்போவில் ஏற்றி விட்ருக்கோங்க ஸோ வந்து அது வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் வ்ளாக் பண்ணுற பைக் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி ஹாய்மா ஹாய் அண்ட் டிடிஎஃப் இந்த டிஷர்ட்டில் வந்து பண்ண டிடிஎஃப் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி நம்ம டிடிஎஃப் நமக்காக கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து கிஃப்ட் பண்ண டிடிஎஃப்க்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி ஃபிட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பாக ஃபிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் என்னென்ன சொல்கிறீங்க கரெக்டாக இருக்கா இல்லை என்னென்னா இங்கெல்லாம் ஓகே பட் கை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக இருக்குது அது பரவாயில்லைங்க இப்படி இப்படி இப்படி வந்து டீ குடிக்கும் போது இப்படி வச்சு இப்படி குடிக்கும் போது அப்படியே ஆர்ம்ஸ் காமிச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இந்த வீடியோ இதை என் பண்ணிக்கிறேன் பசா வெயிட் பண்ணி என்னமோ சேஞ்சஸ் இருக்கும் மூஞ்சில் அப்படின்னா அது அடுத்த பிளாக்ல நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க எல்லா நார்த் சைட்லலாம் போகும்போது வந்து பண்ண முடி வெட்டக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோளோடு இருந்தேன் தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே கையோடு போய் முடி வெட்டிட்டு வந்துட்டேன் ஓகே டிடிஎஃப் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கேட்டுக்கோங்க பட் கேக்கு வெட்டி தான் செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு இவங்களை தப்பாக நினச்சிட்டேங்க மாலை போட்டு வெடி வெடிச்சு பட் இந்த வெடிக்கு வேறு என்ன கேஸ் போட போகிறாங்கன்னு தெரியல நான் என்ன செக்ஷன்னா வேணா அதையும் சொல்லிடாதீங்க வக்கீலுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கேஸுக்கும் காசு தர முடியல அதனால தான் வந்து பார்த்தா மாச சம்பளத்துக்கு வாங்கிட்டு வந்துட்டேங்க வக்கீல என்ன முகத்தை காட்டின இவர் வந்து பண்ண சீனியர் லாயருங்க இவர் வந்து பண்ண எந்த கோர்ட்லன்னா ஜட்ஜா இருந்துச்சு வக்கீலா இருக்கீங்க ஆலந்துறை ஹைகோர்ட்ல ஆலந்துறை ஹைகோர்ட்ல வந்து பண்ண சீனியர் லாயரா இருக்காரு அண்ணன் அதனால தான் வந்து பண்ண கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி மாச சம்பளத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டேங்க முடியலைங்க முடியல ஸோ வந்து அது போக வந்து பண்ணேன் இதுக்கப்புறம் எனக்கு காலேஜுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க இனி மூணாவது நோட்டீஸ் வந்து பண்ணால் அரெஸ்ட் வரண்ட் தான் அனுப்புவாங்க அதை பற்றிலாம் அடுத்த பிளாக்ல சொல்கிறேன் அண்ட் வந்து இந்த பிளாகை வந்து பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோக்கு அட்ராசிட்டி பண்ணி ஃபன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு அட்ராசிட்டி பண்ணி உங்களை சீக்கிரம் வச்சிருப்பேன் ஒரு குட்டி நம்பிக்கை இருக்குது நீங்கள் சிரிச்சா நானும் ஹாப்பியான மாதிரி ஓகே இந்த வீடியோ இதோட பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இன்னும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிட்டுக்கோங்க கொரட்டையை கேப்பே இல்லாமல் விட்டுட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு வால்யூம் இப்போ டவுனில் இருக்குது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிடும் ஓகே இந்த வீடியோ வந்து பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிருக்கோங்க டடவை வீட்டுக்கே எவ்வளோ வேகமாக போலீஸ் பார்ப்போம் அது ஹெல்மெட் போடாமல் வண்டி இருக்காதிங்க ஷேர் பட்டன் உடைய அளவுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க லைக் பட்டன் தேர் அளவுக்கு லைக் பண்ணி விட்ருங்க பப்பா லவ் கோர் மிஸ் ஆர்ஸ் டிடிஎஃப்